தலையம் அடி போயிட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கிறான் போல் இருக்குது ஏய் என்னடா டே அடா ஆஸ்பத்திரிக்கு கூட வேலை பார்த்தாங்களா டே வேற கேஸ் சரியாக போட அவங்களும் ஆடா லூசு போயில டேய் நானே அங்கே தானே பண்ணேன் நீடா திருப்பி போட்டுக்கிறேன் கிட்ட இடியட் ஏதோ சொன்னாங்க மறந்துட்டேன் எஸ் பார்க்கல சரியா பார்க்கல கவனிங்களா அவங்க அப்படி பார்க்குறானு தெரியல பா சரியான காரு ஹோண்டாவா என்னடா நாய் ஊற்றி வச்சுனுங்கிற உள்ள என்ன பானி புரியாது அதில் யாரும் கை டேய் ஏன்டா அப்படி பண்ணி தொலைகிறீங்க பார்த்தா சாபத்தோட தொலையும் பாரு வெட்டி வச்சு தர்பூசணி பிரித்து வச்சுட்டு ஓன்னு கத்திட்டுங்கிறான் யாரா நீ டேய் ஏன்னா டோர் இருக்கிறது கூட தெரியல உனக்கு அப்படியே போய் மோதுற இதுதான் கார்ட்டூன் போல இருக்குது ஓ என்னன்னு சொல்லி எனக்கு புரியல நீ என்னான்ட்டு கலர் கலர் லைட் இது பயமாக இருக்குதே சூப்பராக இந்த பொண்ணு கண்ணு தெரியலையா யாரானு டேய் இவனுங்கடா வெடி வெறி கொண்டு உட்காந்து ஃப்ரிட்ஜ் தள்ளிக்கிட்டு இருக்காருங்க என்னடா இது ஐயோ வேற லெவலில் இவன் என்னன்னு தெரியல மூஞ்சி ஒரு மாதிரி ஆகிட்டுக்குது பாவம் பையனுக்கு இன்னும் தெரியல சரியா கைஸ் ஐயே நெக்ஸ்ட் மீன் பார்ப்போம் இல்லை எதுவும் நாய் சிப்ஸ் ஓ ஓகே இருங்களா ஒரு சிப்ஸுக்கு என்ன அடிச்சுக்கிறீங்க இருங்களா ஒரு நிமிஷம் என்னடா இது என்ன ஜீவன்ற இது டேய் என்ன அப்படி கத்துது வேணு இவன் தெரில கார் எடுத்துகிட்டு வந்து நிறுத்திட்டு எங்கே போட்டு தலையிலே வாங்க போடுறான் முடிச்சான் சூப்பர்மேன் பஞ்சிடும் இது நாய் இதில் வச்சு ஊதி நிற்கிறது நம்ம கேட்குறான் இவன் தக் லைஃபாக ஏதாவது சொல்லுவோம் பொழுது போடு ஆ ஓ இவங்க ஊரில் பனி பெஞ்சிட்டு சுற்றி காட்டுறானா தம்பியை பார்த்து நிற்கணும் பக்கியில் ஸோ ஹாட் ஃபேன் ஆன் பண்ண போகிறோம் சீக்கிரம் நல்லா ஓடுதுடா ஃபேன் இடே நல்லா பண்ணுறடா Kieron is not no match for Gayle ரெண்டு பேரும் சண்டை போடணும் மாற்றி மாற்றி அடித்தடியில் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் பண்ணுறவங்க பண்ணுறானுங்களா இந்தியாவில் மட்டும் தான் அப்படின்னு நினச்சா மொத்தம் ஃபாரின்லேயும் பண்ணுறானுங்க வெறித்தனமான ஆளில் இருப்பானுங்க உங்களுக்கு இதெல்லாம் அனிமேஷன் மாதிரி இருக்குது சரி ஏ ஃபேன்டா ஓ தம்பி என்ன ப்ரமோஷன்ப்பா இந்த மாதிரி ஃபஸ்ட் டே நான் சரி வெயிட்டர் ஓகே ஓகே இப்போ தான் நீ தான் வேலைக்கு வந்துடும் போது என்னடா அவன் ஆர்டர் பண்ண சிப்ஸ் எடுத்து சாப்பிடும்போது ஓ லேப்டாப் டே டே டே தம்பி என் லேப்டாப் மேலே எங்கே கேட்குறேன் அப்படின்ற மாதிரி வேன்னு பார்க்குறது போயிருக்கு பா தலைவன் நல்லா பெருசு பெருசாக வச்சுருக்கான் போல் பல்காக இருக்கும் அமௌண்ட்டுன்னு நினைக்கிறேன் சில்லற எப்படி விட்டுச்சுன்னு பார்த்தீங்களா வேறு லெவல் ஐஸ் கட்டி காலை எடுத்து <laughs> uh, வா ஐயோ ஐயோ இதுதான் ஏதோ காமெடி பண்ணிட்டு இருந்துச்சு வெறுப்பி திணிது இவன் லூஸ் மாதிரி பேசுங்கிறான் கிராண்ட்பா ஸ்பீக்கிங் ஃபேக்ஸ் ஆ எஸ் ரொம்ப நாளாக கேட்க நினச்சேன் ஃபேக்ஸ்னா என்னது ஏதாவது தெரிஞ்ச கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓகேவா என்னடா டான்ஸ் அப்படி பயங்கரமாக டான்ஸ் போடுறோம் ஓ மெஷரிங் டேப் மாதிரி அது ஆமாம் ஆமாம் ஆமாம் எஸ் மெஷரிங் டேப் மாதிரி தான் நினைக்கிறேன் அது இழுத்து அது வந்து உள்ளே வந்துடும் நினைக்கிறேன் என்னடா நாய் பிடிச்சிட்டு இருக்கிறத கொஞ்ச நேரம் பிடிச்சி விளையாடிட்டு இருந்துக்கும் போல டே யாரும் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் விளையாடிக்கிறோம் உள்ள போயிட்டு மாட்டடா தம்பி டேய் என்னடா ஒரு கும்பல இருக்கீங்க டேய் டேய் யாரா அழுக்கு மாமா அழுக்கு மாமா கைஸ் அழுக்கு மாமா தூக்கின்னு போகிறாங்க போட்டாண்டா அழுக்கு மாமா வெறிஞ்சாண்டா அழுக்கு மாமா பார்த்தீங்களா இல்லையா அதுதான் டியூரபிலிட்டி ஆஃப் அழுக்குன்றது இவன் ஆடுறான் ஃபேன்சி டேஸ் காமெடிஸ்லேருந்து ஓடி இருந்த மாதிரி இருக்கான் ஏய் பம்பர் மாதிரி சுத்துறாங்க கிரு கிரு கிருன்னு நான் செருப்பு வாங்கினதெல்லாம் ஒரு வீடியோ வந்துட்டு அதை எடுத்து போட்டுட்டு அது கெஸ் தான் கம்பெனி பேர் கெஸ் போல இருக்கு தெரில என்னன்ட்டு இதுக்கு தான் தம்பி சப்பாத்தி தவாயின்னு சொன்னோம் தெரில ஐஸ் கைஸ் சப்பாத்தி என்னன்னு தெரியல இது பேர் அதில் சோயா சாஸ் இது கை பிடிச்சுன்னு தெரியல டேய் கட்சி தானே கேட்டான் அவன் என்னடா அவன் டீ டிஷர்ட்டு கழிச்சு அது கூட தெரியாமல் தூங்கி போயிருது பொறுக்கி பக்கத்து வீட்டுக்கார மீன் திருடுறானுங்க போல இருக்க மீனா அது பாம்பாடா மீன் தான் கைஸ் பக்கத்து வீட்டுக்கார மீன் திருடுறாங்க கைஸ் இந்த பையன் கொடூரமானவன் கைஸ் கொடூரமானவன் ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ அடா பாவி தலைமை மேக்ஸில் என்ன மாதிரி வீக்கு போல இருக்கு guys what is a BMW BM ஆ இதுக்கு தான் கைஸ் கரெக்டாக சொல்லியிருக்கான் தலைவன் என்ன மாதிரி மேக்ஸில் வீக் வீக்கு போல இருக்கு டேய் பிஎம்டபிள்யூ ஸ்பெல்லிங் கேட்டோன்னா டேன்னு சொல்கிறேன் யாரா அவன் இந்த பாம்புக்கும் போகிற தான் நான் உள்ளே இருந்து இவனுங்க யாராம உள்ள உட்காந்து நம்ம ஊர்ல ஃப்ரீ ஃபயர் விளாட்ற மாதிரி விளாட்டுருக்கானுங்க கைஸ் இவனுங்க வெறித்தனமான இருப்பானுங்க போல இருக்கு நம்ம ஊர்ல அந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தா இங்கேயும் இப்படிதான் இருக்கானுங்க ஏன் விளாடுங்கடா வேணான்னு சொல்ல அதுக்குன்னு பாதாள சாக்கடைக்குள்ளேடா போய் விளாடுவீங்க ஏன்னா அப்படி பண்றீங்க எங்கடா போயிட்டு இருக்கு இந்த உலகம் ஐயோ சோசா கைஸ்